நான் போடுகிற பதிவை வந்து சரியாக கவனிச்சுட்டு வரவங்களோ நான் ஒரே ஒரு ரூல்ஸ் ஒரு ஐந்து ரூல் ஒரு ஆறு ரூல் இருக்கும் அதையே நான் திருப்பி திருப்பி திருப்பி உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சரிங்களா அதை தான் இந்த ஜாதகத்துலேயும் நான் அதை தான் பண்ண போனேன் சரிங்களா சில விஷயங்கள் அது கொஞ்சம் மாறலாம் மாறுபடலாம் சில விஷயங்கள் தான் அது எல்லாமே மாறாது அந்த பேஸுங்கிறது என்றைக்குமே மாறாது இவங்க ஏன் நடிகர் ஆனாங்க அதுக்கு இவங்களுக்கு ஏன் புகழ் பெற்றார்கள் சரிங்களா அது எந்த நட்சத்திரம் ஏன் அது இவங்களாம் அவ்வளோ சிறப்பாக அதில் வர முடியுது அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல சொல்கிறேன் அவ்வளோதான் கும்பலக்கணம் துளாராசி இரண்டுமே நல்லா பார்த்தீங்கன்னா அவர் வந்து சண்டை இவர் ராகு சதய நட்சத்திரத்தில் இருக்கார் லக்கணமே வந்து ராசி சுவாதி மன்னிச்சிருங்க ராசி வந்து சுவாதி லக்கணம் என்ற நட்சத்திரமே வந்து இது வந்து சதயமாக தான் வரணும் கொஞ்சம் நான் டைமிங் தப்பாக போட்டிருக்கேன் டைமிங் தப்பாக இருக்கலாம் நான் வந்து நெட்டில் என்ன கிடச்சிருக்கோ அதெல்லாம் நான் போட்டிருக்கேன் நீங்கள் கூட நெட்டில் கிடையாது எடுத்து போடுங்க சதய நட்சத்திர சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு லக்கினம் நட்சத்திரமும் கண்டிப்பாக சதயமாக தான் இருக்க வேண்டும் சரிங்களா லக்கினாதிபதி சனி சரிங்களா சனி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் சுக்கரனோட வீட்டில் நாலாம் பாவமான சுக்கரனோட வீட்டில் வந்துட்டு இருக்கார் அந்த சுக்க அந்த சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்கான்னு பார்க்கணும் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் திரு இளையராஜா அவர்களின் ஜாதகத்தை நீங்கள் யாரெல்லாம் பார்த்தீங்களோ கேட்டிங்களோ தெரியும் ரோகிணி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அவங்க கலைத்துறையில் இருப்பாங்க ஒரே ஒரு விதி தான் நான் சொல்லியிருந்தேன் நாலஞ்சு விதி சொல்லியிருப்பேன் அதில் ஒரு விதி தான் அதில் ஒன்று சொல்லியிருப்பேன் இருபது ஜாதகத்தில் பாருங்கள் லக்கினாதிபதியே நாலாம் இடத்தில் சரிங்களா நாலாம் இடத்துல உட்காந்துட்டார் யா அதுவும் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு ரோகிணி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அந்த ரோகிணி நட்சத்திரத்தின் தன்மை என்ன அது எந்த மாதிரியான தன்மைகளை கொடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஐட்டம் ரோகிணி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே போருங்க கலை சார்ந்த ஆர்வம் திறமை எல்லாரும் இயல்புலேயே அவங்களுக்கு வரும் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு இருபது நாள் முப்பது நாள் கற்றுக்கிறாங்கன்னா இவங்களுக்கு அஞ்சு நாள் போகும் ஏன் ஒரு நாளே போகும் அதே போல் யாராக வேணாலும் இருக்கட்டும் லக்னம் ராசியில் ஏதோ அதாவது நடிப்பு மட்டுமே கிடையாது ஒரு டெக்கரேஷன் ஆர்ட்ஸ் ஆர்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்களில் முக்கியமாக இவர் ஏன் சினிமாவுக்கு வந்தார் நான் ஏற்கனவே சொல்ல மற்ற ஜாதக அமைப்பில் சொன்ன மாதிரி தான் ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி தொடர்பு பெற வேண்டும் இந்த ஜாதகத்தில் கும்பலகணத்துக்கு ஐந்தாம் அதிபதி யார் புதன் பத்தாம் அதிபதி செவ்வாய் இந்த புதனும் செவ்வாயும் எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள் எட்டாம் இடத்துல இருக்காங்க புதன் உச்சமாக இருக்குது செவ்வாயும் அங்கேயே தான் இருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு டிகிரி தான் ரொம்ப முக்கியம் அண்டா செவ்வாய் இருபத்தி ரெண்டு டிகிரிலையும் புதன் இருபத்தி மூணு டிகிரிலையும் நெருங்கி இருக்குது சரிங்களா என்ன என்னங்க நடிப்புக்கு வந்து காரகன் வந்து சுக்கரன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சுக்கரன் நீசம் இந்திய சூப்பர் ஸ்டார் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க சுக்கரனுக்கும் நடிப்புக்கும் சம்மந்தமே இல்லை யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாங்களா இல்லை நீங்களாக அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு எனக்கு தெரில சுக்கரனுக்கும் நடிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது சுக்கரனுக்கு எப்போ சம்மந்தப்படுறனா ஒரு டாப் ஒரு மகுடத்தில் மை மகுடமாக இருந்தால் சுக்கரன் அப்படி பார்த்தா இவருக்கு ஏன் நீசமாக இருக்குது அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கணும் சுக்கரன் நீசமாகிடுச்சு அப்புறம் எப்படி நீங்கள் நடிப்பே வராரு அப்படி தானே பல பேர் சொல்லுவீங்க இன்னொரு ரூல் இருக்குது நீச பங்கம் இது சுக்கரன் வந்து புதன் உச்சமாகிடுச்சு சுக்கரன் வந்து நீச மஜா நீச பங்கம் சரிங்களா அது வேறு கணக்கு ஆனால் எட்டாம் இடத்துல இருக்குல்ல எப்படி நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் சுக்கரன் காரகம் கிடையாது ஒரு நடிப்பு திறமைக்கான காரணம் காரகம் கிரகம் வந்து சந்திரனும் ராகுவும் தான் சரிங்களா இவர் ஜாதகத்தில் வந்து ரெண்டுமே இந்த சந்திரன் ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்தோம் இவர் லக்கினாதிபதியே ஒரு சந்திரனோட நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறோம் மிகப்பெரும் சிறப்பு இவர் இருக்கிறனால நான் சொல்ல இவர் யாரும் சில நெகட்டிவ்லாம் இருக்குது சரிங்களா அது எட்டாம் இடத்தில் இருக்கிறனால சில நெகட்டிவ்லாம் இருக்குது அவரே சில நேரங்களில் வெளி வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அதாவது அமிதாப் பச்சன் சில ப படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வைங்க எந்த யாரை வேணாலும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் ஒரு பாத்திரத்தை கொடுத்தா அது அதுவாகவே மாறி மாறிடுவார் அந்த கேரக்டராகவே அப்படியே இருப்பார் ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒரு கேரக்டர் நிஜமாகவே நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அமிதாப் ஒரு ஒரு மென்டல் ஸ்டேட்டாகவே இருக்கும் எப்படி இப்படி நடிக்கிறாரு ஒரு மென்டல் மாதிரியே நடிக்கிறாரே அது நடிக்கிறங்கிறது வேற அந்த இயல்பான தன்மைங்கிறது வேற ஒரு பல காலத்தில் இன்னும் வரைக்கும் அப்படி தான் இருக்கார் அவர் இதுதான் அந்த சந்திரனும் ராகுவும் அந்த சந்திர ஒரு தண்ணி எடுத்து ஒரு கிளாஸில் எந்த கிளாஸில் நீங்கள் விட்டுனா அது அது சர்ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி மாறிடும் அது சந்திரனோட தன்மை அந்த குணமாகவே மாறுவார் இந்த சந்திரன் ராகு இது எல்லாமே அந்த இவருக்கு வந்து அந்த சந்திரன் ராகு தொடர்பு அதிகமாக இருக்குது யா இவருக்கு மட்டுமே இல்லை யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கும் அந்த தன்மை வரும் சரிங்களா அதனால தான் சில பேரை சொல்லுவோம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவன் நடிச்சிடறான் உங்களுக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்கல அவ்வளோதான் சரிங்களா அவ்வளோதான் இதில் என்னன்னா எட்டாம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கே எப்படிப்பா அவர் இவ்வளோ சக்ஸஸ் ஆனாரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர் ஒரு கோடீஸ்வரர் அவ்வளோதான் சரிங்களா எல்லாருக்குமே தெரிஞ்சார் அதில் மாற்று கருத்து இல்லை பணமே இருக்காரு எட்டாம் இடத்துல இத்தனை இத்தனை கிரகங்கள் இருக்கே எப்படி கும்பலக்கணத்துக்கு புதன் உச்சமே ஆகக்கூடாது இதெல்லாம் இத்தனை பிரச்சனை இருக்குது எப்படி சமாளிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நான் சொல்கிறேன் உடல் அளவில் சில துன்பங்கள் அவருக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி வரைக்கும் அவரே இப்போ ரீசெண்டாக வெளிப்படையாக சொல்லியிருப்பார் சொல்லியிருக்காரு ஒரு மீட்டில் நான் ஹெப்பாட்டிட்டஸால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் சரிங்களா இப்போ மட்டுமே இல்லை அவர் நீ ரொம்ப ரொம்ப நீண்ட காலமாக சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்துருக்கணும் ரொம்ப கண்டினியூஸாக சர்ஜரிஸ் ஏதாவது ஒன்றில் இருக்கணும் சரிங்களா அது ஒரு பர்சனல் நம்ம அதுக்கு வர வேண்டாம் இன்னொன்று வந்து இன்னொன்று சொல்கிறேன் எட்டாம் பாவம் என்பது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு விஷயத்தை திடீர்னு அப்படியே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பாவம் ஒரு ஆழ்நிலை ஒரு ஆள் நீங்கள் யாருமே பார்க்காத ஒரு உலகத்தை பார்க்கும் பாவம் எட்டாம் பாவம் ஒரு விஷயத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து ஆராய்ந்து ஆராய்ந்து செல்பவர்கள் எட்டாம் பாவம் நீங்கள் ஒரு பார்க்காத கோணத்தை வந்து நீங்கள் ஒரு மரத்தை பார்க்குறீங்கன்னா அவங்க வேறு கடியில் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு வேறையே நம்ம தொடி தான் பார்க்கணும் ஆனால் அவங்க வேறு கடியில் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க இதில் ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி எட்டில் இருந்தும் அது மிக நெருங்கிய தொடர்பில் இருந்தும் சரிங்களா அந்த தன்மை அப்புறம் நடிப்பில் ஏற்படுத்தி ஒரு தன்மை எல்லாமே அப்படி தான் இருக்கும் இது எந்த டைமில் ஏங்க அவர் வந்து எல்லாருக்குமே தான் இந்த தன்மை இருந்தும் சில பேரால் சாதிக்க முடியலையா அதுக்கான காரணம் அந்த டெச அமைப்பு வரலை அது ஒரு காரணமாக இருக்கும் இவருக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு அறுபத்தி ஒன்றுக்கு மேலே இருபத்தி ஒன்று மேலே சனி தசை வருகிறது அந்த சனி தசை நாளில் இருக்குது நல்லா தான் இருக்குது அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சனி தசை நம்ம ஒன்றும் டீப்பாகவே எங்கேயுமே நான் போகல இப்போ ஏன் இவ்வளோ புகழ் பெட்டேன் நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன் ஒருத்தர் ஒருவர் ஒன்று புகழ் பெறணும் நீண்ட காலம் அவர் பேர் இந்த உலகில் இந்த சினிமா உலகில் இருக்கட்டும் எங்கே வேணாலும் இருந்துக்கிட்டே இருக்கணும்னா சனியோ குருவோ லக்கணத்தையோ லக்கணாதிபதியோடையோ தொடர்பு கொள்ளணும் இங்கே லக்கணாதிபதியே சனி எல்லாருமே நம்ம அண்டர் ரூல் மட்டுமே எடுத்துக்கிறதில்ல நம்ம இன்னொரு ரூல் சொல்லியிருந்தோம் ஒன்று ஒன்று லக்கணத்தை சனி பார்க்கணும் இல்லை லக்கினாதிபதியை சனி பார்க்கணும் இந்த ஜாதகத்தில் லக்கினாதிபதியே சனியாக இருப்பதுனால நம்ம அது ஒரு ரூல் ஓகே ஒரு ரூல் அக்செப்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க இன்னொரு ரூல் என்னது லக்கணத்துலேருந்து நான்காம் பாவத்தில் இருக்கிறார் அப்போனா சனிக்கு வந்து பத்தாம் பார்வை இருக்குது பத்தாம் பார்வையாக லக்கணத்தையே பார்க்கிறார் அப்படின்னா அந்த நீண்ட புகழ்ங்கிறது ஒரு சரியாக வந்துச்சா இதை வந்து நான் இந்த ஜாதகத்தில் மட்டும் அப்ளை பண்ணி நினைக்காதீங்க திரு அஜித்குமார் ஜாதகத்துலேயும் ஏன் இளையராஜா ஜாதகத்துலேயும் கூட அப்ளை ஆகும் நீங்கள் வெண்ணாறு போய் பாருங்கள் அப்புறம் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஜாதகத்தில் இதே விதி அப்படியே தான் இருக்கும் இதனால தான் அவர்கள் அப்படி இருக்காங்க மற்றவர்களையும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வெறி வந்து குறைஞ்சிருக்கலாம் இல்லை அதுக்கான பற்றி வராமல் இருக்கலாம் அவ்வளோதான் இன்னொன்று பார்த்துக்குங்க யாருக்கெல்லாம் மூன்றாம் பாவம் மூன்றாம் பாவம் என்பது ஒரு ஒரு வெளிப்படுத்தும் குணம் ஒரு வெளிப்படுத்தும் தன்மை நீங்கள் யாருங்க அந்த மூணாம் பாவத்தோட சந்திரன் யாருக்கெல்லாம் சம்பந்தம் படுறோம் இவருக்கு வந்து ஒன்பதாம் இடத்துலேருந்து சந்திரன் மூணாம் பாவத்தை பார்க்குது சூழலுக்கு ஏற்ற மாதிரி சரியாக மாறிப்பாங்க தன்னை வந்துட்டு ஒரு கவர்ச்சிகரமாக ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக வெளிப்படுத்துவாங்க அவங்க பேசுனாவே ஒரு இனிமை இருக்கும் அது மற்ற கிரக அமைப்புகளை பொறுத்து கண்டிப்பாக மாறும் எல்லாருக்குமே அந்த இனிமைங்கிறது நான் சொல்ல வரல தன்னை வெளிப்படுத்தும் போது ஒருத்தவங்கிட்ட அப்படி பேசி இன்னொருத்தவங்க வேறு மாதிரி பேசிடுவாங்க க கண்டே பிடிக்க முடியாது அந்த சர்வேவில் ஆஃப்டன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குணம் இருக்கும் அப்படி சரிங்களா இன்னொன்று சொல்கிறேன் இது அடிஷ்னலாக சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க நானும் அவர் எப்படி இருக்காரு நான் பார்த்ததில்ல நான் இண்டி படத்தை ஒரே ஒரு படம் தான் அவர் பார்த்துருங்க ஒரு இன்னொரு ரெண்டு வரலாம் பார்த்துருக்கீங்க சரிங்களா அவர் பேசும் குணம் அவரை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது ரெண்டாலுமே சொல்கிறேன் எட்டாம் பாவத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கிறனால அவர் முன்னாடி நீங்கள் நின்று பேசுறது பொதுப்பட்ட வாழ்க்கையில் பழகவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நின்று பேசுகிறது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும் சரிங்களா ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும் அதாவது அவர்கிட்ட வாராடி ஜெயிக்கவே முடியாது அதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அதுதான் பதில் அதுதான் முடிவு அப்படி தான் இருக்கும் இவருடைய பேசும் தன்மை அப்படிதாங்க எட்டாம் இடத்துலேருந்து இத்தனை கிரகங்கள் சூரியன் செவ்வாய் புதன் சக்கரன் இரண்டாம் பாவத்தை பார்க்கறனால அந்த தன்மைங்கிறத வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதீதமாக இருக்கும் சரிங்களா இதை வந்து யாரால் வந்து டாக்டிக்கல் பண்ண முடியும் அது அப்படி பண்ண முடியும்னா யாருக்கெல்லாம் இரண்டாம் பாவத்தில் குரு இவரை வந்து எதிர்த்து பேசணும்னு அப்படின்னா இரண்டாம் பாவத்தில் இந்த நான்கு கிரகங்கள் அப்படியே யாருக்கிறா இருக்கணும் இல்லை மூன்று கிரகங்கள் அப்படியே இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க இவர்கிட்ட எதிர்த்து பேசலாம் இப்படி நார்மலான பர்சன்லாம் போனீங்கன்னா அப்படியே துரத்தி அடிச்சு அடிச்சு விட்ருவாங்க நார்மலாகவே நமக்கே எல்லாருக்குமே இருக்கும் சில பேர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா ஒரு எனக்கு தெரிந்து சில விதிகளை நான் விளக்கியிருக்கிறேன் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லாம் பதிவு செய்யுங்க சரிங்களா நன்றி ஓம் சேவோம்